வந்து நம்ம வந்து நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படின்றது வந்து துன்பம் ஏன் வருகிறது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் இத பத்தி உங்களோட இப்ப ஐயாவோட கான்செப்ட் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே இப்ப தெரியும் எப்படி இத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் முதல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நான் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன் சொல்ல வரவங்க மேடம் வணக்கம் வணக்கங்க மேடம் வணக்கம் சார் இன்பத்தை வந்து அதிகமா மனசு நாளுங்க அது இயற்கையாவே இன்பம் வந்து அதிக நேரம் இருக்கணும் துன்பமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனசு அப்படி விருப்ப விருப்பப்பட்டு அதிக நாடி போகுதுங்க இப்போ ஏன் வந்து துன்பம் நீடிக்குது அப்படின்னா ஒரு சின்ன கொஞ்சம் கூட நாம நினைச்ச மாதிரிதான் எல்லாமே வெளி உலகத்துல எல்லாமே நடக்கணும் எல்லாமே கிடைக்கணும் அப்படி கிடைக்காத பட்சத்துல மனசு மனசு வந்து துன்பம் ஏற்படுங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறாங்கன்னு வைங்க அவங்க வந்து சந்தோஷமா எத்தனையோ நாள் இருந்திருக்கலாம் ஆனா அவர் ஏதாச்சும் ஒரு வே ஒரு நாள் அந்த அம்மா வந்து சமைக்கிறதுல கொஞ்சம் தெரியலனா உடனே அவர் ஒரு வார்த்தை சொல்லி போடுறாருன்னு வைங்க அவங்க வந்து ஒர்க் டார்ச்சர் கூட இருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் வந்து என்ன இவ்வளவு வேலைக்காரி வந்து அதிகமா நல்லா சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு வைங்க அது அப்பவே போய் ப்ளோவில் கட் ஆயிடுதுன்னா அது துன்பத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க அந்த டைம் கேப் வந்து நீடிக்குதுங்க நேத்து வந்து இட்லி சுட்டி போட்டேன் முந்தா நாள் பூரி சுட்டு போட்டேன் அத்தனை எல்லாம் வெட்டி வெட்டின்னு வெட்டிட்டு ஏன் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு ஏதோ மனசு கொஞ்சம் சரியில்லை அதனால கொஞ்சம் உப்பு அதிகமா போச்சு இதுக்காக என்னை இப்படியே சொல்லலாமா என்னை பார்த்து வேலை என்னை பார்த்து வேலைக்காரி விட நான் நல்லா சம சமைப்பான்னு சொல்லிட்டாப்பே அப்படிங்கறதுனால அப்படின்னு அவர் சொல்லி போட்டு அதை மறந்து அவர் போயிருப்பார் வேலைக்கு ஆனா அந்த டைம் கேப் வந்து டைம் கேப் வந்துங்க ஒரு ஒரு அவரு கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு எட்டு மணிக்கு கிளம்பிடுறாரு ஒன்பது மணிக்குள்ள இருந்து ஆரம்பிக்குங்க ஆரம்பிச்சுன்னு என்ன ஆரம்பிக்குன்னா இந்த மாதிரி ஒரு சங்கோடு ஓயாத ஊதுற மாதிரி மனசுல ஊதிட்டே இருக்குது இந்த அம்மாவுக்கு இப்படி எல்லாம் பண்ணி இத்தனை பண்ணி போட்டேன் என்ன யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் கேப் நீரி நீடிச்சுட்டு இருக்குதுங்கன்னா அப்படி நீடிக்கிறதுனாலதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பிரச்சனை ஆகுதுங்க அதனால டைவர்ஸ் கோட்டையும் கூட கொண்டு விட்டு போகுதுங்க ஏன்னா அது தான் பிரச்சனை டைம் கேப் இது அந்த டைம் வந்து நீடிச்சுட்டு இருக்குது இல்லைங்க அந்த டைம் நீடிக்கிறதுனாலதான் பிரச்சனை ஆகுது அது அந்த அந்த டைம் வந்து ஒன் ஹவரா இருந்ததுன்னா அந்த ஒன் ஹவருக்குமே அவங்கள போட்டு வாட்டி வச்சிருந்த அந்த மனசு அவங்க வந்து ஃப்ளோவில் ஃப்ளோவில் வந்து புரிதல் இருந்ததுன்னா அது அப்பவே அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது அதை அப்பவே முடிஞ்சிருக்குங்க அந்த டைம் கேப் வந்து நீடிக்குது அதுதானுங்க தேங்க்ஸ் ஓகேங்க சார் ஓகேங்க சார் அது ஒரு அருமையான டைட்டில் இந்த தடவை கொடுத்துருக்குறோம் கண்டிப்பா நல்ல டைட்டில் வீட்ல வந்து அந்த டைட்டில பேசணும்னாவே இப்ப நம்ம இந்த சூழ்நிலை கூட வந்து அந்த தவிர்த்து பத்தி நம்ம ஏதுவான ஒரு சூழ்நிலை உண்மை உண்மை உண்மை ஒன்றும் அவசரம் இல்லை நிதானமாக ரெடி ஆகுங்க நாங்க எவ்வளவு சொன்னா நிதானம் ரெடி ஆகும் அது சொல்லவே வேண்டாம் உங்கள்கிட்ட இருந்தா நிதானத்தை நாங்க படிச்சுக்கணும் கண்டிப்பா நாங்க ஆக்சுவலா அந்த இந்த டாபிக் வந்து பர்டிகுலரா இத பத்தி பேசணும் எல்லாருமே இருக்கிறாங்கல்ல அது அளவுல துன்பம் வந்து நம்ம வந்து உதவியா இருக்குதுங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நோக்கம் எல்லாமே ஓரளவுக்கு இப்ப கிளியர் ஆயிருச்சு நெட் எல்லாமே உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லுங்க துன்பம் வருது ஞானம் தான் மேடம் நம்மள திருப்பணும்ல இருந்துட்டாலே தேடல்கள் இருக்காதுல்ல ஒரு ஏதோ துன்பமா அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருந்தா தானே ஏதோ ஒன்ன தேடுவோம் நம்ம ஞானத்தை தேடுவதற்கு தான் தோணுகிறது ஓகேங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் வேற யாராவது உங்களோட கருத்துக்களை சொல்றீங்களா சுதாகர் வந்திருக்கீங்க வாங்க sir madam good evening madam good evening sir madam நான் ஆக்சுவலா பகவத் மிஷனுக்கு uh, நான் லாஸ்ட் டைம் வந்திருந்தேன் அந்த ஞான முகாமுக்கு வந்திருந்தேன் தங்கிட்டு ரொம்ப சிறப்பா இருந்தது உங்களாக கூட நான் நேர்ல பாத்திருக்கேன் ஜீவமணி சார் உங்களை சரவணன் சார் எல்லாத்தையும் பாத்திருக்கேன் ஸோ நீங்க மீட்டிங் கண்டக்ட் பண்றீங்கன்னு உடனே சரி எனக்கு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்தது மேடம் என்ன என்ன நான் இப்போதான் ஜாயின் பண்ணேன் என்ன கொஸ்டின் மேடம் கேட்டீங்க துன்பம் எதனால் வருகிறதுனா துன்பம் ஏன் வருகிறது ஆமாங்க சார் துன்பம் வருவது இயற்கை தானே மேடம் இல்ல அதுதான் துன்பம் வர்றது இயற்கை தான் இப்ப நம்ம இது புரிஞ்சதுக்கு அப்புறம் அது இயற்கையா நம்ம தெரியுது அது ஏன் வருது அதை என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் இங்க நம்மளோட கேள்வியா இருக்குங்க அப்படிங்களா துன்பம் ஏன் வருது அப்படின்னா நம்ம ஒரு செயல் செய்யும் போது நமக்கு ஒரு எதிர்பார்ப்போடு தான் எந்த செயலையும் செய்யறோம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னன்னா ஒரு செயல் முடி நம்ம ஒரு ஒரு ஒரு விஷயத்த செய்யும் போதே அது இப்படி முடியணும் நம்ம ஒரு வேலையை பண்றோம் அந்த வேலையை பண்ணும்போது நல்லபடியா முடியணும் தான் எந்த வேலையுமே நம்ம பண்றோம் இல்ல ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஒரு ஒரு நம்ம பசங்க படிக்க வைக்கிறோம் படிக்க வச்சா அவங்க நல்லா படிச்சு முன்னு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் படிக்க வைக்கிறோம் சோ இது மாதிரி நம்ம எல்லா செய்யற செயலுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால எப்ப நம்ம அந்த எதிர்பார்ப்பு வந்து நாம நினைச்ச மாதிரி நடக்கலையோ எந்த ஒரு செயலுக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுக்குள்ள அதுக்கு வந்து ஒரு ஒரு துன்பம் ஏற்படுது துன்பம் என்றது ஐயோ இது நடக்கலையே நடக்காம போயிடுச்சு நாம நினைச்சது ஒண்ணு ஆனா நடக்கிறது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி போது அந்த துன்பம் வருது பகவத் ஐயா கிட்ட அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த வர துன்பத்தை இயற்கையா எடுத்துக்கணுங்கிற மாதிரி நான் அதை முதல்ல சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட ஆக்சுவலி நீங்க கேட்கிற சராசரி கேள்வி எதிர்பார்ப்புகள் இல்லாம ஒரு வேலை ஒரு ஒரு நம்ம எதிர்பார்ப்பை மீறி ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்கு துன்பம் ஏற்படுது மேடம் இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேங்க சார் ஓகேங்க சார் அடுத்தது ஜெயக்குமார் வந்திருக்கீங்க நீங்க வாங்க சார் மேடம் நான் ஜெயக்குமார்ங்க சத்தியமங்கலத்துல கேக்குதுங்களா மேடம் மேடம் இப்ப ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலதான் ஐயாவோட புரிதலுக்குள்ள வந்தேங்க அதுக்கு முன்னால பாத்தீங்க அப்படின்னா இப்போ நினைச்சு பார்த்தா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால துன்பம் ஏன் வராம இருந்தாதான் அதிசயமா இருக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப என்ன ரீசன்னா ஒரு விஷயத்து வீட்லயே வீட்டுலதான் மெயினா சண்டையே போடுவோம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை சரி பண்றதுக்காக சப்பக்கட்டு கட்டி ஏகப்பட்ட கஷ்டத்தை நம்மளை உருவாக்கி இருக்கோன்றது புரியுதுங்க உண்மையும் உண்மையும் கூட அதுவாக தான் தெரியுது ஆனால் இப்போ அந்த ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நினைச்சு பார்த்தா காமெடியா இருக்கும் வைங்களேன் அதாவது நம்ம ஒரு கருத்தை சொல்லிடுற அந்த கருத்தை எப்படியாவது உறுதிப்படுத்தி ஆகணும் எல்லாரும் ஏத்துக்கிட்டே ஆகணும் ஏத்துக்கலன்னு விடுறது இல்லை அதுக்காக என்ன நடந்தாலும் சரி நம்மள நாமே அடிச்சுக்கிறதும் இல்லாம அடுத்தவங்களையும் சேர்த்து அடிக்க வச்சிடும் அது மாதிரிதான் போயிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு வித்தியாசமா இருக்கு அந்த மாதிரி இருக்குங்க மேடம் ஓகேங்க மேடம் ஓகே வேற யாராவது உங்களோட கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களா நிஷா அப்படின்றவங்க வந்திருக்காங்க நீங்க சொல்லுங்க மேடம் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா எது நடந்தாலுமே ஒரு ரீசன் இருக்கு சோ நமக்கு துன்பம் வருதுனாலுமே அதுக்கு உண்டான ரீசன் தெரிஞ்சுக்காதனால்தான் அந்த துன்பம் மேலும் மேலும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு சோ அது ஏதோ நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வருது அதை கரெக்டா நம்ம வழி நடத்தி அதை கொண்டு போனா சோ நம்ம அதுல இருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம் ரொம்ப ஓகே இப்ப நாம வந்து இந்த துன்பம் ஏன் வருகிறது அப்படின்றத பாக்குறோம்னா எல்லாத்துக்குமே வந்து எல்லாருமே இன்பத்தை வந்து ஏன் வருது அப்படின்னு யாருமே கேட்கவே மாட்டோம் எல்லாருமே அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் அந்த இன்பம் வருது அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்றத அதை என்ஜாய் தான் பண்ணுவோமே தவிர இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து கேள்வியே கேட்க மாட்டோம் அதே வந்து துன்பம் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா ஐயோ இது எனக்கு வந்துருச்சு இதை எப்படி நான் சரி பண்றது இது ஏன் எனக்கு வந்துச்சு இதை என்ன மாதிரி நான் வந்து ஹேண்டில் பண்ணணும் இதை வந்து இதை எப்படியோ ஒண்ணு இந்த துன்பத்தை உடனே இங்க இருந்து என்னை வந்து அப்புறப்படுத்தி ஆகணும் என் மனசை நான் நிம்மதியா வச்சுக்கணும் இந்த கஷ்டம் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு ஒரு துன்பம் வந்ததுன்னா அதை நம்ம வந்து ரொம்ப பெருசாக அதை வந்து போராடி அதுக்கிட்ட ஜெயிக்கிறதுக்கு போராடுவோம் ஓகேங்களா இப்ப இந்த போராட்டம் அப்படின்றது வந்து அந்த துன்பம் அப்படின்றது வந்து நம்ம எந்த எதுக்காக துன்பம் வருது அப்படின்னா அப்பதான் நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கவே முடியும் இப்ப ஒண்ணுமே இல்ல இந்த ஞான புரிதல் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ஒரு துன்பம் வந்தனாலதான் நம்மளால இதை புரிஞ்சுக்கவே முடிஞ்சுது இல்ல அப்படின்னா நமக்கு இந்த ஞான புரிதல்ன்ற விஷயம் நமக்கு தெரியாமையே போயிடும் எப்பயுமே நம்ம சந்தோஷமாவே இருக்கோம் அப்படின்னோம்னா நமக்கு இது எதுவுமே தெரியாது மனம் எப்படி இயங்குது அந்த மனதுக்கு நம்ம என்ன மாதிரி இயக்கத்துல நம்ம போய் தடை பண்ணிட்டு இருக்கோம் அந்த தடைய நம்ம தடை பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த துன்பம் அப்படின்ற ஒரு விஷயம் நிகழ்ந்தனாலதான் நம்மளால வந்து இந்த மனசையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த துன்பத்துக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயமும் நம்மளால புரிஞ்சுக்கவும் முடிஞ்சுது இப்படி இந்த துன்பத்துல வந்து நம்ம துன்பம் நமக்கு வரும்போதுதான் நம்ம அந்த துன்பத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணி வெளியில என்ன வேலை இருக்கு இந்த துன்பத்தினால நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது தான் நம்ம வந்து ஒரு புத்தன் நிலைமைக்கு வருவோம் துன்பத்துல இருக்கிறவங்க வந்து புத்தராகவும் இன்பத்துல திளைச்சி இருக்கிறவங்க வந்து பித்தனாகவும் மாறிடுவாங்க ரொம்ப இன்பத்திலேயே இருக்கும் போது மேடம் கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்குங்க மேடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றீங்களா சார் நமக்கு வந்து ஒரு ஐயா சொல்லுவாங்க இன்பம் ஒருவனை வந்து பித்தனாக்கும் துன்பம் ஒருவரை புத்தராக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்து நம்ம மனசோட நம்ம முரண்படாம என்ன வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி இரண்டுமே வந்து இயற்கையான ஒரு விஷயம் அந்த இயற்கையில நம்ம போய் எங்கேயுமே குறுக்கிட தேவையில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கும் போது நமக்கு இன்பம் வந்தாலும் ஒண்ணுதான் துன்பம் வந்தாலும் ஒண்ணுதான் அதுக்கு நாம எந்த ஒரு கட்டுப்பாடும் ஒரு அதை சரி பண்ற வேலைக்கும் நம்ம போக தேவையில்லை அப்படின்றத இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இப்ப இந்த துன்பத்துக்கு வந்து நம்ம நம்ம நினைச்சிட்டு இருப்போம் என்னடா ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது நம்ம நினைக்கிற மாதிரி வரல இப்ப ஒருத்தவங்க கூட சொன்னாங்க நம்ம நினைக்கிறது மாதிரி அங்க நடக்கல அப்படிங்கும் போது நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு சின்ன முரண்பாடு வருது அந்த முரண்பாடு வந்து ஒரு உராய்வை ஏற்படுத்துது அந்த உராய்வு தான் வந்து துன்பமா மாறுது அப்ப அந்த துன்பத்துக்கு என்ன அப்படின்னா இந்த துன்பம் வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அந்த நம்ம நடக்கிற நிகழ்வுல நம்ம நினைச்ச மாதிரி இல்லை அப்படிங்கும் போது துன்பம் வரத்தான் செய்யும் அந்த துன்பத்துக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது அந்த துன்பம் இயற்கையானது இது வந்து எல்லாத்துக்குமே ஏற்படக்கூடியதுதான் இது எனக்கு மட்டும்தான் வந்திருக்கு நம்ம நினைக்கிறவர்களுமே நமக்கு வந்து அது பிரச்சனையை தான் கொடுக்கும் இது வந்து இயற்கையான விஷயம்தான் இன்பம் இருக்கும் மாதிரி இதுவும் துன்பமும் இருக்கதான் செய்யும் அத வந்து நம்ம இவ்வளவு நாளா வந்து நம்ம பகவத் ஐயா வராத்துக்கு முன்னாடி வரலுமே வந்து நம்ம துன்பம் வந்ததுன்னா அதை ஏதோ ஒரு வகையில சரி பண்ணி ஆகணும் அதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்ஸ் நம்ம தான் அதை பொறுப்பெடுத்து அத வந்து ஏதோ ஒரு வகையில சரி பண்ணணும் அப்படின்னு போராடிக்கிட்டே இருந்தோம் அந்த போராட்டம் எல்லாமே இப்ப ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் இந்த மனதோட புரிதலுக்கு அப்புறம் இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி எல்லாமே இயற்கையா அதுவா நடந்துட்டு இருக்கு இத நம்ம கொண்டு வரக்கூடிய விஷயமே இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது துன்பம் வரும்போது ஓகே இப்ப நமக்கு கஷ்டமா தான் இருக்கு துன்பமா தான் இருக்கு அப்படின்னு அதை ஏத்துக்கிறோம் நம்ம அதை ஏத்துக்கும் போது அங்க நமக்குள்ள எந்த முரண்பாடுமே வர்றதில்ல அப்ப அந்த முரண்பாடு இல்லாத போது அந்த துன்பம் நமக்கு உடனே நம்மளை விட்டு விலகி போயிடுற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிடுறோம் ஏன்னா இங்க வந்து அக்செப்டன்ஸ் தான் மெயினான விஷயமா இருக்கு அந்த அக்செப்டன்ஸ் மட்டும்தான் இங்க முக்கியமான விஷயமாவும் இருக்கு அத ஒண்ணு மட்டும் நம்ம வந்து ஓகே இப்ப இப்படி இருக்கு அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு துன்பம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அத பெரிய மலை மாதிரி நம்ம பார்க்கவே தேவையில்லை அதுவும் வந்து நார்மலான விஷயம்தான் அந்த துன்பத்துக்கு வந்து பெரிய ஒரு வெயிட்ட கொடுத்து நம்ம வந்து ஐயோ துன்பம் இப்படி இருக்கு அப்படின்னு அதை வெயிட்ட கொடுத்து வச்சுட்டே இருக்கோம் நம்ம அது ஒண்ணுமே இல்ல அதுவும் வெயிட் இல்லாததுதான் இன்பம்ன்ற ஒரு வார்த்தை எப்படியும் அதே மாதிரி துன்பம்ன்றது ஒரு வார்த்தை அது இதுக்கு எப்படி நம்ம ஃபீல் பண்றோமோ அதே மாதிரி அதுக்கும் ஒரு ஃபீலிங்கு அவ்வளவுதானே தவிர நம்ம வந்து இத பெருசா மலை மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் அந்த ஐயோ இவ்வளவு பெரிய மலையாட்டம் இருக்கு இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்ட்டு நம்ம அதுக்கு ரொம்ப பொறுப்பெடுத்துக்கிட்டு அதை சரி பண்ற வேலைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த புரிதலுக்கு அப்புறம் வந்து எதுவுமே சரி பண்ண தேவையில்ல ஓகே இந்த துன்பமும் வந்து முடிஞ்சு போற விஷயம்தான் அதுக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ் எடுக்க தேவையில்லை ரெஸ்பான்ஸ் எடுக்கிறவர்ல நமக்கு துன்பம் நீடிச்சுட்டே தான் இருக்கும் அந்த துன்பத்தை நீடிக்கிறதுக்கு நம்ம எதுவும் பண்ணாம இருக்கணும் அப்பதான் அது நீடிப்பு இல்லாம இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து துன்பம் வந்தாலும் சரி துன்பம் வரலன்னாலும் சரி நம்ம வேலை என்ன அப்படின்றது நம்ம வேலை பக்கம் கான்சென்ட்ரேட் போயிடும் நமக்கு அதனால துன்பத்தை வந்து ரொம்ப பெருசா மலை மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்காம அதுவும் இயற்கையான விஷயம்தான் அது அது இன்பம் துன்பம்ன்ற அந்த புரிதலுக்கு தான் இது எல்லாமே நமக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மனசுல வந்து என்னென்ன உணர்வுகள் வருதுன்றத அது எல்லாமே வந்து நம்ம வந்து மனசை பயன்படுத்தணுமே தவிர மனசு வந்து நம்மள பயன்படுத்தக்கூடாது ஓகேங்களா எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து மனசை வச்சு எப்படி நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நமக்கு இந்த புரிதல் இல்லாததுக்கு அப்புறம் இது இல்லாததுக்கு முன்னாடி என்னன்னா மனசு நம்மள பயன்படுத்திட்டு இருந்துச்சு என்னென்ன சொல்லுதோ என்னென்ன செய்ய சொல்லுதோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எந்த வேலையும் செய்ய பிடிக்காம எந்த ஆஹ் யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு பிடிக்காம தனிமையில உட்காந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு என் மனசு சொல்லுது என் மனசு என்னை வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம இப்ப இந்த புரிதலுக்கு அப்புறம் வந்து நம்ம மனசை வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம் எந்த இடத்துல நம்ம பயன்படுத்த தேவை இல்லை அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம வந்து மனசை பயன்படுத்தலாம் மனசு வந்து நம்மள பயன்படுத்துறதுக்கு இல்லாம நம்ம பாத்துக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளோட லைஃப் வந்து ரொம்பவே நல்லா ஸ்மூத்தா போகுது இத பத்தி ஆனா வேற ஏதாவது கேள்விகள் இல்ல உங்களோட ஷேரிங் எது இருந்தாலும் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம் ஹலோ மேம் சொல்லுங்க சார் நான் சலாவுதீன் பேசுறேன் சொல்லுங்க சார் மேம் நீங்க சொல்றீங்களே அந்த துன்பம் வந்து எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப துன்பம்ன்றது நிறைய விஷயங்கள்ல வருது ஒண்ணு நம்ம மனசளவுலயும் வருது இல்லைன்னா உடல் ரிலேட்டடாகவும் வருது நம்ம உடம்புக்கு ஏதோ சரியில்லையோ உடம்பு பிரச்சனையோ அந்த மாதிரி தான் அதை நினைச்சு கொள்ள போறோம் நோய் பயம் அந்த மாதிரி இப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல வருது இப்ப மனசெலவுல நம்ம உடம்புல பாடியில ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் போது ஒரு மனசெலவுல ஒரு ஒரு விஷயம் கவலைப்படும் போது சரி போடணும் அது ஒரு விஷயம் தானே சொல்லிட்டு ஐயா புரிதல் மூலமா அது அதை வந்து நம்ம இது சும்மா அப்படிதான் வந்துட்டு போவோம் நம்மளுக்கு தேவையில்லை எடுக்கிறது எடுக்கலாம் மத்தில விட்டலாம்னு போயிடுது அதுவே நம்ம உடம்புலவுல பாதிக்கும் போது அப்ப அது வந்து நம்ம வந்து அதை விட்டுட்டாலும் அது அந்த உடம்புல அந்த ஒரு விஷயம் வந்து நம்மள அந்த ட்ரிகர் பண்ணும்போது அது நம்ம அதை திருப்பி திருப்பி ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கு ஸோ அதுல இருந்து நமக்கு வெளிவர முடியல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன பிரச்சனைண்டா எனக்கு கொஞ்சம் மன அழுத்தம் பிரச்சனைகள் முன்னாடி இருந்தது அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப விடுபட்டு வர தூக்கம் இல்லாமலாம் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஜீவமணி ஐயா எல்லாத்தையும் பேசிட்டு இப்ப தூக்க மாத்திரை எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப நான் நார்மலா இருக்கிறேன் நல்லா தூங்குறேன் எல்லாம் செய்யறேன் ஆனாலும் இந்த நோய் பயம் வந்து எனக்கு விரட்டிட்டே இருக்கு உடம்புல அதுவும் இருந்தா சும்மாவே இல்லை எப்படின்னா மூச்சு வாங்கும் மூச்சு வாங்கும் போது பிபி கூடுதோ அப்படின்னு அதை நினைச்சு பயம் வரும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது கால் கையில ஏதாவது வலிக்கும் போது அதனால எதுவும் பிரச்சனை இருக்கும் இப்படி சொல்லி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் மண்ணை ஏத்துனதெல்லாம் அதை அதை பாயிண்ட் ஒன் பாயிண்ட் பண்ணி அந்த மாதிரி வருது அந்த மாதிரி இருக்கும்போது அதுல இருந்து எப்படி தவிக்கிறதுன்னு எனக்கு தெரியல மனசுல இருக்கும் போது அந்த விஷயத்த விட்டுறேன் ஆனா அது உடம்புல பாதிக்கும் போது அந்த விஷயத்த விட்டு என்னால வெளியே வர முடியும் அதுக்கு என்ன செய்யலாம் இப்ப நம்ம வந்து இதுவும் வந்து நீங்க மனசு மனசுனாலதான் உங்களுக்கு உடம்புல வந்து இவ்வளவு பாதிப்பு ஆயிருக்கு அப்படின்றத நீங்க இப்ப மனசுல ஒண்ணும் பண்ண முடியாதுங்கும் போது அதனோட பாதிப்பு உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் நீங்க இப்ப மனசுல மனசுல சரியான மாதிரியே உடம்புலயே உடனே நம்ம சரி பண்ணணும்ன்றது முடியாது ஓகேங்களா அது கொஞ்சம் உங்களுக்கு கை கால் வலிக்கு வரும்போது இது மாதிரி ஓகே இதுவும் ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு நீங்க அத வந்து பெருசா அதுக்கு நீங்க இன்னும் வந்து வேற ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு நீங்களா திங்கிங் பண்ணாம இதுவும் தாட் தான் அப்படின்னு ஒரு வழியா இருக்கும் போது கூட இதுல அதுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா எதுவுமே ஃபீல் பண்ணவே தேவையில்ல சரி ஏதோ ஒண்ணு சரி பண்ணதான் வந்திருக்கு இப்ப எப்படி மனசுக்கு வந்து சரி பண்ணதான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோமோ அதே மாதிரி இந்த உடம்புக்கும் வந்து சரி பண்றதுக்கு தான் இது வந்திருக்கு உடம்புல வலியும் அதே தாங்க சார் இது வந்து அப்படிதான் நம்ம இத பார்த்தோம்னா தான் நமக்கு அந்த வலி வந்து கண்டிப்பா உண்மையும் அதுதான் அது உடம்புல வந்து எந்த இடத்துல ஒரு வழி வந்தாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு சம்திங் நமக்கு தெரியாம ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைய அது சரி பண்ணுது அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணோம்னாவே அது நமக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நாள்ல வந்து அது சரியாயிட்டே வரும் நமக்கு நம்ம அதை பெருசா பயந்துகிட்டோம் அப்படின்னம்னா அது சரியாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு அதை நீங்க வந்து ஒன்னும் பண்ணாது அப்படின்னு நீங்க அதை கொஞ்சம் முதல்ல முழுசா நம்புங்க சார் நீங்க வந்து இன்னும் பயத்திலேயே இருந்தீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு அதிகமா தான் ஆகும் நீங்க அது பயப்பட தேவையில்லை இது சரி கால் வலிக்குதா சரி ஓகே பாக்கலாம் என்னதான் ஆகுதுன்னு பாக்கலாம் ஒன் இது வந்து ஏதோ சரி அந்த இடத்துல ஏதோ பிரச்சனையா இருக்கு இப்போ வந்து இது எப்படின்டா எனக்கு அந்த மத்த விஷயங்கள்லாம் விட்டேன் இது ஒரு மாதிரி மூச்சு அந்த மூச்சு வாங்குறது கொள்ளும் போது இது வந்து பிபி சூட்டா இருக்குமோ அதனால வேற பிரச்சனை வருமோ அந்த மாதிரி யோசிச்சு சொல்லும் போது அது யோசிக்காமவும் இருக்க முடியல இல்லை ஒன்றும் செய்யாதுன்னு விடவும் முடியல அது வேற ஏதாவது ட்ரிகர் பண்ணிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யோசனை வந்துட்டே இருக்கு வரும்போது நம்மளுக்கு நல்லா தான் இருக்கு எனக்கு ஆக்சுவலாக எனக்கு தெரியுது பாடில எல்லாம் செக் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒன்றும் நோ இஷ்யூ பிபி டேபிள் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பட் அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் எனக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து நான் பிடிச்சிக்கிறேன் ஆனால் பிடிச்சிக்கிறேன் அது கை வலி கால் வலி அது எல்லாம் போயிடுச்சுனாக்க அப்புறம் இந்த இதில் வந்து நின்று பிபியில் வந்து நின்று இது வந்து ஏற்கனவே வரும் அப்புறம் போகும் இந்த பயம் அப்புறம் போகும் அப்புறம் கொஞ்சம் ஆடியோஸ்லாம் கேட்பேன் சரியாகும் திருப்பி திருப்பி இது அப்படியே ஒரு சிங்க் ஆகிட்டே இருக்கு அதை விட்டு முழுசா வெளியே வர முடியல என்னால ஆனா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு ரெக்கவர் ஆகி வந்துட்டு தான் இருக்கேன் ஏன்னா இப்படிலாம் இருக்க மாட்டேன் முன்னாடி இருக்கு இருந்தாலும் இந்த விஷயத்தை விட்டு வெளியே வந்துன்னா கொஞ்சம் நார்மல் ஆயிரணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துலதான் சரி அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்க சார் அது வந்து என்னன்னா இப்ப இது வரலும் நீங்க பழசு இருந்து இப்ப உங்களுக்கே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்கிறீங்க அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உடனே மீதி எல்லாமே சரி பண்ணிருக்குன்னு ஒரு ஆர்வத்தை உங்களுக்கு கிரியேட் பண்ணுது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு சரியாகும் இப்ப இதுவும் வந்து நேச்சர் தான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் ஒரு தாட்டு தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏதோ ஒரு வகையில உடம்பு வந்து ஏன்னா நம்ம வந்து சுற்றுப்புற சூழ்நிலையில இருக்கும் போது நம்ம சுத்தி இருக்கிறவங்க அவங்களுக்கு உடம்பு தொந்தரவு டாக்டர் பத்தியான இது டிவில நிறைய நியூஸ் பாக்கலாம் நீங்க போன்ல நிறைய பாக்கலாம் அதேதான் மேம் அதுதான் அந்த பிரச்சனை எனக்கு இப்ப என்னன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி விஷயம் இந்த மூச்சு வாங்குறது நார்மலா எப்பயோ திடீர்னு வாங்கும் அப்புறம் போயிடும் அது செக் பண்ணும்போது கூட இது வந்து உங்க மனசு ரிலேட்டட் தான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இடையில ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் மூச்சு வாங்கினா அது வந்து பிபி ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி அப்படின்னு அந்த வீடியோ அந்த இது மைண்ட்ல வந்துட்டு வந்துட்டு வந்துட்டு போகுது அது பெரிய தொந்தரவா இருக்கு எனக்கு அது அதனால கொஞ்சம் கூடி இருக்குமோ செக் பண்ண பிபி மிஷின் எடுக்கவே முடியல என்னால செக் பண்ணவே பயமா இருக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் அதுதான் அதான் சார் நீங்க வந்து அதெல்லாமே நீங்க கேக்குற விஷயத்த எல்லாமே ஆடியோ கிளியர் இல்ல ஆடியோ கேட்க மாட்டது இப்ப கேக்குறீங்களா இப்ப கேக்குதுங்களா சார் நல்லா கேக்குது ஆ கேக்குது மேடம் கேக்குது மேடம் சலாவுதீன் சார் சொல்லுங்க மேம் சொல்லுங்க சார் இப்ப என்னன்னா நீங்க வந்து மெடிசன் சாப்பிடுறீங்க எல்லாமே ஓகே தான் இப்ப நீங்க போன்ல வர்றதோ இல்ல நியூஸ் பேப்பர்ல வர்றதோ இல்ல டிவில நீங்க பாக்குறதோ எல்லாத்துக்குமே நீங்க உங்களோட ரிலேட் பண்ணிக்கிறீங்க ஆமா ஆமா அதுதான் ரிலேட் பண்ற விஷயம் தான் வந்து இங்க நீங்க நம்ம ரிலேட் பண்ண தேவையில்லன்னு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க நீங்க அந்த ரிலேட் பண்றது நமக்கு இவ்வளவு பிரச்சனையும் கொடுக்குது அப்படின்னு ஒரு அதுவும் ஒரு தாட் அதை ரிலேட் பண்றதும் வந்து உங்களுக்கு உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா தான் வருது அதுவும் ஒரு தாட்டா தான் உங்களுக்கு வருது ஓகே ஓகே ஆமா அதுவும் தாத்தா தான் வருது உங்களுக்கு வருது அப்ப அந்த தாட்டுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண தேவையில்லை அப்படிங்கும் போது உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ரிலேட் பண்றது கம்மியாகும் அடுத்தடுத்து இது ஒரு தாட்டு தான் அங்க படிச்சோம் ஏற்கனவே நமக்கு இந்த உடம்பு தொந்தரவு இருக்கு அது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி காமிக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது இப்ப இந்த தாட்டுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்ல அப்படிங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது குறைய ஆரம்பிச்சிருங்க சார் ஓகே ஓகே அது அப்படியே விட்டுறணும் அது வேற வேற ஒன்றும் நம்ம யோசிக்க தேவையில்ல எதுவுமே நீங்க யோசிக்க நீங்க யோசிக்க யோசிக்க இன்னும் உங்களுக்கு மூச்சு வாங்குறது அதிகமாகும் படப்படப்பு அதிகமாகும் ப்ரெஷர் அதிகமாகும் நீங்க அதை யோசனையே பண்ணாதீங்க அதெல்லாம் மத்தவங்களுக்கு உடம்பு தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு நீங்க எல்லாமே செக் பண்ணி பாத்துட்டீங்க அப்படிங்கும் போது வந்து அதை பத்தி யோசனையே பண்ண தேவையில்லை நீங்க பர்ஃபெக்டா இருக்கீங்க இது வந்து உங்களோட தாட்டு தான் உங்களை மறுபடியும் மறுபடியும் கிரியேட் பண்ணிட்டே இருக்கு உங்களை வந்து அந்த எண்ணத்தை ஏதாவது ஒரு பிரச்சனையை ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு நாள் இது வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கு மூச்சு அதுக்கப்புறம் அது சரியாயிடும் அடுத்து வேற ஏதாவது பிரச்சனை கட்டி இருக்கேன்னு அந்த மாதிரி தேடுவேன் அதுக்கப்புறம் வந்து சுகர் பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு யூரினேட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு தலை சுத்துற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிப்பீட்டடா மாத்திட்டே இருக்கு எனக்கு ஆனா நார்மலாவே இருக்க முடியல ஏதோ ஒரு பிரச்சனை பிடிச்சிக்கிறேன் பிடிச்சி அதுலயே மைண்ட் ஃபோக்கஸ் போகுது எந்த தொந்தரவும் இல்லாம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமா மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது ஏதோ சின்ன ஒரு விஷயம் நடந்தாலும் உங்களுக்குள்ள தெரிஞ்சாலும் அத வந்து பெருசா மலை அளவுக்கு நீங்க பூதாகரமா அதை பாக்க ஆரம்பிச்சிடுறீங்க எல்லாமே வந்து சுத்தி இருக்கிறவங்க உங்க போனு உங்களோட நியூஸ் பேப்பர் டிவி சேனல்ல எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சுண்டு வரல் அடிபட்டதுன்னா கூட அந்த இடத்துல ஏதாவது இதாகுமோ அதாகுமோன்னு எதையாவது ஒண்ணு இந்த கூகுள் எல்லாம் சர்ச் பண்ற வேலை எல்லாமே நீங்க கொஞ்சம் விட்டுருங்க எதுக்குமே நீங்க நிப்பாட்டிட்டேன் மேம் எல்லாமே நிப்பாட்டிட்டேன் அதெல்லாம் ஏற்கனவே சரவண ஐயாட்ட பேசும் கூட சொன்னாரு அதோட எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆனா அது ஏற்கனவே பண்ணது இன்ன வரைக்கும் மைண்ட்ல ஓடுது அதுதான் பிரச்சனை வந்து அந்த படிச்சதோட நினைவுகள் எல்லாம் உள்ளதாங்க சார் இருக்கும் அது வந்து அப்பப்ப நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுறது வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாதுன்னு நீங்க போராடிட்டு இருக்கீங்க ஆமா அதுதான் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிதான் காமிக்கும் ஆனா நமக்கு ஒண்ணும் இல்லைன்னு நீங்க அறிவுபூர்வமா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமே தவிர நீங்க அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு பதில் தொடங்கிட்டே இருக்கீங்க அந்த ரிஃப்ளெக்ட் அப்படிதான் காமி ஏன்னா உள்ள இருக்கு உள்ள வெளியில வந்துதான் தீரும் அப்ப நம்ம அதுக்கு வந்து நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்ல அது ரிஃப்ளெக்ட் ஆனது வெளியில வருது அப்படின்னு நம்ம அறிவு திங்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு நம்ம பதில் தேவையில்லை அது எது வேணாலும் காமிச்சிட்டு போட்டுன்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அதுல இருந்து உங்களுக்கு கம்மி ஆகிக்கிட்டே போகும் சரி அதான் இது வந்து கரெக்டா அந்த தூக்கத்தை வந்து ஆரம்பிக்குது நான் இப்ப நார்மலா தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷா தூங்கி வச்சோம்னா ஓகே நல்லா தூங்கிட்டோம் இன்னைக்கு பிரச்சனை இருக்காதுனால அந்த அன்னைக்கு உரல் போகுது ஏதாவது தூக்கத்தை வந்து கனவு கனவு வந்து ஒரு தூக்கம் இல்லாம ஆயிடுச்சுனாலும் ஆகா நீ ஒழுங்கா தூங்கலே பிரச்சனை வந்து பார்த்தா கரெக்டா வந்துருது காலையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது சார் எல்லாமே நீங்க கரெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க அந்த எதிர்பார்ப்பு தான் வந்து எல்லாத்துக்குமே பிரச்சனையே கொடுத்துட்டே இருக்கும் நீங்க எப்படிதோ இந்த இடத்துல இப்படி இருக்கா ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க இல்ல இது மாதிரி கரெக்டா நம்ம கரெக்ட் டைமுக்கு தூங்கணும் அதான் சார் மொத மொத்தத்துல உங்களுக்கு வந்து உடம்பு கரெக்டா இருக்கணும் ஒண்ணும் தொந்தரவு இல்லாம இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான் கரெக்டா தூங்கணும் கரெக்டா எந்திரிக்கணும் கரெக்டா சாப்பிடணும் பிபி வரக்கூடாது சுகர் வரக்கூடாது எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்றது எல்லாமே ஒரே ஒரு மைய புள்ளிதாங்க சார் அது வந்து நீங்க அதுக்கு நீங்க போய் செக் பண்ணியும் பாத்துட்டீங்க இவ்வளவு நாள் நீங்க சேகரிச்சு வச்சிருந்த அந்த நினைவுகள் தான் இப்ப உங்களுக்கு வெளியில வந்து வந்து அது வந்து உங்க அறிவுபூர்வமா அதை ஒத்துக்காம நீங்க அதோட போராடிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க அறிவுபூர்வமா ஒண்ணும் இல்ல அப்படின்னு அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அது குறைய ஆரம்பிச்சிருங்க அது ரிஃப்ளெக்ட் ஆகுறது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அதை நீங்க பொருட்படுத்தவே மாட்டீங்க எங்க நீங்க பேப்பர் படிச்சீங்கனாலும் சரி போன்ல மொபைல்ல நீங்க எது பாத்தீங்கனாலும் சரி நீங்க வந்து அதை பொருட்படுத்தவே மாட்டீங்க அதான் ஏதாவது அது நம்ம ரிலேட்டடா அது வந்தோடனே அப்படியே வயிற்றுக்குள்ள ஒரு கலக்குன்னு ஒரு பயம் வருது டக்குன்னு அப்படியே உடம்புல இதாவது அந்த இதாவது நம்ம ரிலேட்டடா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நான் பாக்குறது இல்லை சும்மாவே மொபைல் ஆட்டோமேட்டிக்கா ஒரு தடவை சர்ச் பண்ணனால அது ரிலேட்டடா எல்லாம் ஓடி வருது அப்ப அந்த பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு டப்புன்னு ஒரு பயம் வருது அதை பத்தி கேட்டாலோ ஒரு பயம் வருது ஸோ அதுதான் ஒரு அந்த ஒரு பயத்திலே இருக்கேன் ஆனா உடம்பு நான் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் பிளட்ல இருந்து எல்லாமே பிபி மட்டும் கொஞ்சம் இருக்கு மற்றபடி எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இந்த பயத்தை மட்டும் என்னால விட்டுட்டு போக்க முடியல அதான் சார் என்னன்னா நீங்க அந்த பயத்தை வந்து பயமா இருக்கு அது ஒரு மாதிரி வயிறு ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்றத இத சரி பண்ணிடணும்ன்ற போராட்டம் தான் உங்களை ஒரு மாதிரி இன்னும் அதிகப்படுத்துது ஆமா வயிறு ஒரு மாதிரி இருக்குன்னு அதை அக்செப்ட் அதை ஏன் போது உங்களை ஆட்டோமேட்டிக்கா அது காணாம போயிடும் சரி சரி ஓகே மேம் ஓகே மேம் கரெக்டா சொன்னீங்க எனக்கு இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஆனா அது மறந்துடுறேன் அந்த ஒரு பிரச்சனைக்கு அதை யூஸ் பண்றேன் அடுத்த பிரச்சனைக்கு மறந்துறேன் அப்புறம் திருப்பி அப்படியே கண்டிப்பா திருப்பி யாராவது ஞாபகப்படுத்தும் போது மறுபடியும் இப்ப நீங்க சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் நார்மலா இருக்க மாதிரி இருக்கு அது என்னதான் அப்படிதான் வருமா அது போயிட்டு போயிட்டு வேகமா இருக்கும் இவ்வளவு நாள் அந்த பழகிட்டோம் இல்லைங்களா இப்பதான் ஒரு புது விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்ப இத்தனை நாளா வந்து நம்ம தான் சரி பண்ணணும் நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப நம்ம கையில எதுவுமே இல்ல அப்படின்றதுதான் இங்க உண்மையான நிலவரமே அதுதான் அத பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம பழக்கத்தினால அது எல்லாமே நமக்கு மறுபடியும் அதுக்குள்ள போயிருவோம் போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு நம்ம வெளியில வந்துருவோம் போயிட்டமே மறுபடியும் அதை சரி பண்ற வேலையை நம்ம பாத்துக்குதான் தான் வருவேன்னு நம்ம நிக்க கூடாது ஓகே நம்ம போயிட்டோம் இப்ப வெளியில வந்துடலாம் அது என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் அது கிட்ட நம்ம போராடவே முடியாது அப்படின்னு அதை நம்ம விட்டுட்டோம்னாவே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிடலாம் okay ma'am okay ma'am you ma'am கரெக்டா சொன்னீங்க ஓகே மேம் ஷாலினி வந்திருக்கீங்க வாங்க ஹாய் மேடம் சொல்லுங்க மேடம் அத வந்து ரெஸ்பான்ஸ் பண்றது நிறுத்துங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு என்னமோ சொன்னீங்க கொஞ்சம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேடம் எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க எப்ப இப்ப இவங்க கிட்ட பேசும்போது சொல்றீங்களா இல்ல நான் ஃபர்ஸ்ட் பேசுறது சொல்றீங்களா நீங்க ஃபர்ஸ்ட் பேசுனீங்களா மேடம் ஏன் துன்பம் வருது துன்பம் வந்தா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலனாலே அது வந்து ஒரு பிரச்சனையா மாற மாறாது அப்படின்னு சொன்னீங்க ஸோ எதை ரெஸ்பான்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னீங்க எனக்கு சரியா வரங்கள மேடம் அதாவது நம்ம வந்து நம்ம மனசு கிட்ட வந்து நம்ம முரண்படுவோம் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வைங்க ஒரு சூழ்நிலையில ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அந்த விஷயத்துல வந்து நம்ம நினைச்ச மாதிரி அங்க நடக்காம போகலாம் ஓகேங்களா அப்ப நடக்காம நமக்குள்ள ஒரு முரண்பாடு வரும் அந்த முரண்பாடு வந்து நம்மளால நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கும் ஷாலினி மேடம் இருக்கீங்களா இருக்கேன் மேடம் இருக்கேன் நமக்கு வந்து ஒரு துன்பத்தை கொடுக்கும் அந்த துன்பத்துக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றத பாக்குறோம்னா இங்க இப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த துன்பத்துக்கு நாம ஒண்ணும் பெருசா எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்ல அது இயற்கையான விஷயம் நம்ம நினைச்ச மாதிரிதான் இங்க நடக்கணுங்கிறது ஒண்ணுமே இல்ல அங்க நடக்கும் அப்ப எப்படி எப்படி நடந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நம்மளோட மெயினான விஷயமே தவிர அதோட நம்ம வந்து முரண்படுறனாலயோ போராடுறனாலயோ அங்க வந்து எதுவுமே மாற போறது இல்ல அப்ப நமக்கு வந்து துன்பம்ன்ற ஒரு விஷயம் என்ன இருந்தாலும் சரி ஓகே இப்ப இப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து மெயினான விஷயமா இருக்கு ஓகே நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்றது எனக்கு கரெக்டா தெரியல ஏன் மேடம் இந்த இப்ப இந்த துன்பம் நம்ம எசெப்ட் பண்ணிக்கணும் முரண்படாதீங்க அப்படின்னு சொல்றீங்க சோ இது வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் நடக்கும் அந்த மூமெண்ட்க்கு அந்த நடக்கிற அந்த ஒரு உணர்வை அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றீங்க அதாவது துன்பத்துக்கு மட்டும் இல்ல துன்பத்தை தாண்டி எந்த உணர்வு நிலை வந்தாலும் மனதளவுல ஜஸ்ட் அசெப்ட் இட் அப்படின்னு சொல்றீங்க ஆமா ஓகே மேடம் यू நிஷா வந்திருக்கீங்க வாங்க மேடம் முன்னாடி சார் பேசினாங்க இல்லையா அவரோட பாடியில நடக்கிற சிம்டம்ஸ வச்சு ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலான்ட்டு எனக்கு அந்த மாதிரி ரொம்ப சைல்டுஹுட்ல இருந்து எனக்கு அந்த அந்த மாதிரி சிம்டம்ஸ் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி எனக்கு ஏதோ இருக்கு இருக்குன்னு சொல்லி எவ்ரி லைக் இப்போ ஈவன் குழந்தை ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நான் எவ்ரி வீக் ஜிபி கிட்ட போய் எனக்கு ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையான்னு செக் பண்ணி செக் பண்ணி அப்படியே தான் த்ரூ அவுட் த லைஃப் இருந்துட்டே இருந்தேன் இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி ஐயா நாலேஜ் வர்றதுக்கு முன்னாடி நான் சில ஃபோரம்ஸ்ல இருந்திருக்கேன் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரி புரிஞ்சு அப்புறம் ஐயாவோட நாலேஜும் புரிஞ்சு இப்போ எனக்கு ஏதாவது இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் தூங்கி எழுந்திருக்கிறது நீ காலையில கூட எனக்கு தூங்கி எழுந்துக்கலன்னா எனக்கு தலை சுத்துது அப்படின்னு ஆரம்பிச்சேன் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த பழைய பிஹேவியர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு சோ நான் எனக்கு என்ன சொல்லிக்கிட்டேன்னா ஒண்ணும் இல்ல இது ஜஸ்ட் தூங்கி இருந்திருக்கனால அப்படி இருக்கு இருந்துட்டு போகுது இட்ஸ் ஓகேன்னு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வந்து எனக்கு டே டு டே லைஃப்பை பார்க்க ஆக ஆக ஆரம்பிக்கிறச்ச எனக்கு கம்ப்ளீட்டா அந்த சிம்டம்ஸ் போயிடுச்சு ஸோ அப்ப நான் நினைச்சேன் லைக் ரீசெண்டா இதை அப்ளை பண்ண பண்ண அது நல்லா கொஞ்சம் நமக்கு பிரெயினுக்குமே அந்த புரிதல் வர ஆரம்பிச்சிடுது ஸோ ஈஸியா அந்த சிம்டம்ஸை இக்னோர் பண்ண முடியுது மேடம் ஸோ மேபி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக ஷேர் பண்ணலாம் ஓகே ஓகே தேங்க்யூ சார் அடுத்தது ரங்கராஜன் சார் வந்திருக்கீங்க வாங்க sir madam good evening madam என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க சொன்னது கேட்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது ஏன்னா மனம் வந்து மனம்ல இன்னும் புத்தி வந்து ஒரு வகையா வந்து வாழ்க்கை இப்படிதான் நடத்தணும் வாழ்க்கை இப்படிதான் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வச்சுக்குது அப்படின்னு உடம்புனா இப்படிதான் இருக்கணும் மனம் மனதுலயுமே கூட எமோஷன்ஸ்லாம் இந்த மாதிரி எமோஷன்ஸ் தான் இருக்கணும் இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கக்கூடாது அறிவுலையுமே பார்த்தோம்னா புத்திசாலியா இருக்கணும் நம்ம எப்பயுமே அப்படிங்கிற மாதிரி பல்வேறு ஆங்கிள் வந்து இப்படிதான் இதுதான் இதுதான் சரி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுக்குது அதுக்கு எதிராக ஏதாவது நடந்துட்டா உடனே வந்து அதை துன்பம்னு சொல்லி அதை எடுத்துட்டு அது கூட சண்டை போட ஆரம்பிக்கும் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி புத்தி புரிஞ்சிக்கும் போது ரிலாக்ஸ் ஆயிடுது அப்போ வந்து அது வந்து இப்ப துன்பம் அது துன்பம்னே கூட நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அது அப்படி ஒரு ஆங்கிள் அப்படி ஒரு நடக்குது அவ்வளவுதான் அப்படின்னு அது வந்து புத்தி புரிஞ்சிக்க பழகுது கொஞ்சம் கொஞ்சமா இப்போ சமீபமா எனக்கு ஒரு விபத்து நடந்தப்ப அந்த அந்த விஷயத்த பார்த்தேன் வாகனத்துல சரியா போனாதான் சரியா ஏன் விழுந்து விழுந்து அடிபட்டா என்ன இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புத்தி ரிலாக்ஸ் ஆயிடுச்சு உடனே ஐயாவோட புரிதல் வர வர வர அடிப்பட்ட உடனே ஓகே அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத மட்டும் பார்ப்போம் இதுக்காக நம்ம வந்து அழட்டிக்க ஒண்ணும் கிடையாது சரின்னு சொல்லிட்டு அந்த காயத்துக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொஞ்ச நேரத்துல சரியா போச்சு அப்போ வந்து அந்த தனிப்பட்ட ஒரு ஒரு இதா இருந்து கஷ்டப்படவே இல்லை சொல்ல போனா அந்த காயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் சரியா அது அதுக்கான வேலைகள் நடந்தது அது உடம்பு அது பாட்டுக்கு சரியாயிடுச்சு அவ்வளவுதான் அப்படிதான் ஆச்சே தவிர அதுல பயங்கிறது தனியா பெருசா வரல உடம்புக்கு அந்த அதிர்ச்சி இருந்தது உண்மைதான் அந்த விபத்துக்கான அதிர்ச்சி இருந்தது எல்லாமே சரி ஆனா அந்த விபத்துக்கான அதிர்ச்சி கொஞ்ச நேரத்துல ஒரு இருபது முப்பது நிமிஷத்துல அந்த விபத்துக்கான அதிர்ச்சி போயிடுச்சு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் பண்ணி சரி பண்ணவும் சரியாயிடுச்சு அது அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே பார்த்தேன் முதல்ல ஏதோ ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதோ காயங்களா ஐயோ நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்டோரி ஒண்ணு கிரியேட் பண்ண போனோம் இப்போ வந்து அப்படி எதுவும் கிரியேட் பண்ணல ஓ சரி உடம்புக்கான காயம் சரி பண்ணிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நடந்துட்டேன் ஸோ அது அந்த அந்த ஸ்டாண்டர்டைசேஷன்ஸ் எதுவுமே இல்லாம போயிடுச்சு வெறுமனே வாழ்க்கையை அப்படி அப்படியே அப்படி அப்படியே அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அணுகிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இருக்கு அப்புறம் இன்னொரு சந்தி இன்ப நாட்டத்தை நீட்டி இன்பத்தை நீட்டிக்க விரும்பும் போது துன்பம்ங்கிறது ஜாஸ்தி ஆகுதோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட் வந்தது இப்போ சாப்பிடுறோம் ஆனா இதே மாதிரி டேஸ்ட் இதே மாதிரி சுவையான உணவு நாளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இயக்கத்தை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் மறுபடியும் மனம் எடுத்துக்கும் போது அது அந்த இன்பத்தை நீட்டிக்க விரும்புது அதனால அது துன்பத்தை கொண்டு வந்துருது அப்படின்னு சொல்லி பாக்குறேன் அதுவும் கரெக்ட் தான் சார் எழுதுனாலுமே வந்துங்க சார் இப்ப நம்ம ஒரு நிகழ்வு நடக்குது இப்ப உங்களுக்கே அடிபட்டுச்சுன்னு சொல்றீங்க இப்ப இது கரெக்டான ஒரு விஷயம் தான் அடுத்தது என்ன பண்ணலாம் முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சதுதான் நம்ம அடுத்து வந்து ஐயோ இப்படி ஆயி போச்சு அப்படின்னு நம்ம முடிஞ்சதோட நம்ம போராடும் போதுதான் நமக்கு துன்பம் அதிகமாகுது ஓகே இந்த முடிஞ்சு போச்சு அடிபட்டுருச்சு அடிபட்டதுனால உட்காந்துட்டு நம்ம கவலைப்பட்டுட்டு ஐயோ பயமா இருக்கேன்னு அந்த பயத்தை நிர்வாகம் பண்றதை விட அதை விட்டுட்டு இப்ப காலில் அடிபட்டிருக்கா அதுக்கு என்ன மருந்து போடணும் எந்த டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும் அடுத்தது நம்ம வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு போயிட்டோம்னா எல்லாமே வந்து ஈஸி ஆயிரும் அது வந்து பொருந்தும் எது வேணாலும் அது எல்லாத்துக்குமே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கவே தேவையில்லை சங்கீதா அப்படின்றவங்க வந்திருக்கீங்க வாங்க மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் எல்லாமே கரெக்டா இருக்குங்க மேடம் ஆனா என்னன்னே தெரியல ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்குங்க மேடம் இப்படி ஒத்த வரையில எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா அப்புறம் அது என்ன மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ரீசன் ஏதாவது சொன்னீங்கன்னா அது எப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் என்ன மாதிரி உங்களுக்கு டென்ஷன் வருது என்ன மாதிரின்னே தெரியலங்க மேடம் ஆனா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க மேடம் ஒரே மாதிரியான ரொட்டீன் லைஃப் இருக்கிறதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல மேடம் நீங்க ஃபர்ஸ்ட் பேசினப்ப எனக்கு வாய்ஸ் கிளாரிட்டியா வரல அதனால புரியல இன்னொரு தடவை சொல்றீங்களா மேடம் ஒரே மாதிரி ரொட்டீன் லைஃப் போயிட்டே இருக்கிறதுனால ஆனா எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு பொருளாதாரத்துல இருந்து எல்லாமே ஃபேமிலி இதுல இருந்து யாரும் நம்மள வந்து தொந்தரவு பண்றது இல்ல எல்லாமே போயிட்டு இருக்கு ஹெல்த்ல இருந்து எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு ஆனா ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது மேடம் அதாவது உங்களுக்கு வந்து எல்லாமே தேவைகள் அப்படின்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு எதுவுமே இது எனக்கு வேணுமே அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றீங்க நீங்க எஸ் மேடம் ஆனா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கு எதுவுமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி வாய்ஸ் கரெக்டா வரலையே மேடம் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு திருப்தியா இருக்க மாட்டேங்குது மேடம் ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்றது தெரியுதா உங்களுக்கு என்ன ஏதோ ஒண்ணு உங்களுக்கு மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க ஸ்ட்ரக் ஆயிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா ரொட்டீனா இருக்கிறத வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்குதுங்க மேடம் மனசு நான் சேஞ்ச் பண்ண முடியல சந்தர்ப்பம் அமைய மாட்டேங்குது என்ன மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் இப்போ ஒர்க் போறோம் மேடம் வேலைக்கு போறோம் வர்றோம் அப்புறம் குழந்தைங்க இருக்காங்க அவங்கள பாக்குறோம் ரொட்டீன் லைஃப் சமைக்கிறது வேலை பாக்குறது இதே இதே தான் ரொட்டீனா இருக்கு இதுல இருந்து கொஞ்சம் சேஞ்சா வெளியில போகணும் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில போய் ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க மேடம் அதனால அது நம்ம கிடைக்காததுனால அது நினைச்சு நினைக்கும் போல மனசு சோ அது கிடைக்காததுனால அது அத நினைச்சு ஏங்கும் போலங்க மேடம் அதாவதுங்க இப்ப ஏதோ ஒரு வகையில நீங்க இத வந்து உங்களுக்கு இருக்கிற நிலைமை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க ஆமாங்க ஆமாங்க மேம் இப்ப உங்களோட நிலைமை ஏதாவது இதே வந்து வேற ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க அதை சரி பண்ணணும்னு போகலாம் ஆனா இப்ப நீங்க இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணும்போது சரி வேற ஏதாவது மாற்றம் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்கலாம்னா அதுக்கும் உங்களுக்கு போக முடியும் அது என்ன பண்ணுது உங்களுக்கு ஏன் பண்ண முடியல உங்களால மாற்றம் ஏன் பண்ண முடியல ஏன்னா இப்ப வெளியில போகணும்னா குழந்தைங்களை விட்டுட்டு வெளியில போக முடிய மாட்டேங்குது அவங்க கூடயே இருக்கணும் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்க கூடயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு லீவ் எல்லாம் கிடைக்குதுங்க மேடம் ஆனா வந்து வீட்லயே இருக்கக்கூடிய சூழ்நிலைதான் வருது வெளியில போக முடியறது இல்ல ஹஸ்பண்ட் வந்து வெளியில எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க அவங்களும் பிசினஸ் பாக்குறாங்க அதை விட்டுட்டு நம்ம கிட்ட வந்து நம்மளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண அவனால முடியறது இல்ல அத மனசு புரிஞ்சுக்குது புரிஞ்சுக்குது விட்டு கொடுக்குறோம் அதெல்லாம் ஓகேங்க மேடம் ஆனா ஆனாலும் ஏதோ ஒண்ணு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வந்து இது எல்லாத்தையும் ஓட்டுற மாதிரி அதாவது என்ஜாய் பண்ணி இந்த லைஃப ஓட்டாம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க மேடம் இது வந்து என்னன்னா நம்ம எல்லாமே ஓகேவா இருந்தாலும் மத்தவங்க எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட ஒர்க் பண்றவங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க இப்ப நம்ம படமே பாக்குறோம் ஒரு போன்ல ஒரு விஷயத்த பாக்குறோம் அப்படிங்கும் போது அந்த சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு என்ஜாய்மெண்ட் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கும் போது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது மாதிரி நம்ம இல்லையேன்ற ஒரு ஏக்கம் வரும் ஆமாங்க அந்த வந்து ஃபுல்லா வெளியில எல்லாம் போறாங்க குழந்தைங்களோட ஹஸ்பண்டோட எல்லாம் போறாங்க நம்மளால முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து இருந்துட்டு இருக்கு அது வந்து மேடம் இப்ப இத வந்து நம்ம எப்படி நம்ம பாக்கணும்னா ஓகே நம்ம வந்து இப்படிதான் நமக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நீங்க இல்லைன்னா உங்க குழந்தைங்கள உங்க வீட்டுக்காரர் வரலன்னா என்ன நீங்க உங்க குழந்தைங்கள கூட்டிட்டு போலாம்ல லீவ் கிடைக்கிறப்ப வெளியில ஏதாவது சும்மா பக்கத்துல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாம நீங்க என்ன ஊர் பழனிங்க மேடம் பழனி ஓகே அங்க பக்கத்துல ஏதாவது ஒரு பார்க் மாதிரி இல்ல கோயிலுக்கே கூட கூட்டிட்டு போறதுனா கூட நீங்க போயிட்டு வரலாம் நீங்க குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்குமே நீங்க ஏன் சாரையே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கணும் இப்ப அவரு அவரால முடியல அப்படின்றது நமக்கு உங்களுக்கு புரியுதுதான் இருந்தாலும் உங்களோட அந்த ஏக்கத்தை வந்து அவரால சரி பண்ண முடியலன்னாலும் நீங்க வந்து அதுக்கு வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் தேட ஆரம்பிக்கணும் உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு நீங்க வெளியில போலாமா ஏன்னா நீங்க இப்ப மனசு பக்கம் போயிடுறீங்க நமக்கு ஒண்ணுமே இல்ல நமக்கு வந்து எந்த ஒரு எங்கேயும் நம்ம வெளியில போக முடியாம நம்ம ஒரு மாதிரி கஷ்டப்படியே உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு உங்க மனசோட ஏக்கத்துக்கு நீங்க போயிடுறீங்க அதை வெளியில நீங்க செயல்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீ ஆயிரும் மைண்டே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும் நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியில போறதுக்கு சார் ஏதாவது சொல்வாரா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நானும் வே அன்னைக்குதான் வந்து ஒர்க் லோடு அதிகமா இருக்கு வீட்டு வீட்டை எல்லாம் கிளீன் பண்றது அந்த மாதிரி துவைக்கிறது அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் ரொம்ப அதிகமாயிருதுங்க மேடம் அதனால வெளியில போகும்போதே அதுக்குள்ள இருட்டாயிடுது போறது இல்லை மேடம் இது வந்து நம்ம தான் வந்து என்ன மாதிரி வழி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாகணும் ஏன்னா உங்களோட சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு புரியுது புரியாம எதுவுமே இல்லை இப்ப வந்து நம்ம அது மனசுல வந்து ஒண்ணு நம்ம வெளியில போய் வெளியில போறதுக்கு நம்மளே ஒரு கிரியேட் பண்ணி ஆகும் உருவாக்கி ஆகணும் போய் ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணி போகணும் இல்லையா ஓகே நம்ம இப்படிதான் இருந்தாகணும் வேற வழி இல்லைன்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இது ரெண்டுமே இல்லாம அங்க வெளியிலயும் என்னால போக முடியாது ஆனா என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல அப்படிங்கும் போது உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் தான் ஏற்படும் ஆமாங்க மேடம் இந்த ஆன்சரும் மைண்டுக்கு தெரியுதுங்க மேடம் சொல்லுது ஆனா வந்து அத வந்து கொஞ்ச நேரம் தான் அதை சமாதானப்படுத்துது மறுபடியும் வந்து அதை பழைய நிலைமைக்கே ஓடிடுது ஆமா ஏன்னா நம்ம பழக்கம் அப்படிதானே பழகி இருக்கோம் இல்லைங்களா அதனால நமக்கு அந்த மாதிரிதான் போவோம் ஆனா நீங்க வந்து கொஞ்சம் உங்களோட வேலை வந்து மத்த நாள்ல டே ஒர்க் இருக்கிறப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த லீவ் நாள்ல எப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஈஸி பண்ணிக்கலாம் அப்படின்னு குறுக்கு நாள்லயும் நம்ம அந்த வேலையை குறைச்சிக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க ஒரு ஒரு மணி நேரம் வெளியில போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் ஐடியா பண்ணி இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் மஃபூல் சரிங்க ஓகே மேடம் வணக்கங்க மேடம் வணக்கங்க மேடம் நான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணேங்க மேம் அந்த கொஸ்டின் ஆன்சர் கேள்வி பதில்லாம் அது பண்ணிட்டு இருக்கேன் நான் நல்லா இருக்கேங்க மேம் அந்த பிகினிங்ல வந்து ஒரு இது சொல்லிருப்பீங்க இல்லையா துன்பம் ஏன் வருதுங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் சொல்லிருப்பீங்க இல்லைங்களா உங்களால முடியும் அப்படின்னா அது ஒரு தடவை ரிப்பீட் பண்ணீங்கன்னாக்கா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மேம் அதாவது நம்ம வந்து துன்பம் ஏன் வருகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம் அந்த துன்பத்தை வந்து நம்ம இன்பம் எப்படி இன்பத்தை வந்து நம்ம பெருசா யாருமே நம்ம வந்து இது ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே அத கேள்வியே கேட்க மாட்டோம் ஓகேங்களா எல்லாருமே வந்து இன்பத்தை ரொம்ப ரசிப்போம் ரொம்ப அத குதூகலமா கொண்டாடுவோம் அது எப்படி வந்துச்சுன்னு கூட நம்ம யோசனை கூட பண்ண மாட்டோம் ஆனா துன்பம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து பயங்கரமா போராடுவோம் அதுகிட்ட இது எப்படி எனக்கு வந்துச்சு ஏன் வந்துச்சு எதுக்காக வந்துச்சு இத நான் எப்படி சரி பண்ணி ஆகணும் இத வந்து யாருக்கிட்ட சொல்லி இதுக்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் என்னால இத துன்பத்தை தாங்கவே முடியல அப்படின்னு நம்ம அந்த துன்பத்தோட போராட ஆரம்பிச்சிடும் அந்த போராட்டம் வந்து ரொம்ப வந்து இன்னும் அது அதிகம்தான் பண்ணுமே தவிர கொஞ்சம் கூட அது வந்து குறையவோ இல்ல சரியாகிறதுக்கோ அதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா ஓகே அந்த இடத்துல நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சந்தோஷமா இருக்கு அத நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம் அதே ஒரு அந்த நிகழ்வு வந்து நமக்கு பிடிக்காத விஷயமா இருக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க அங்க நடந்துக்கல அங்க நடக்கல அப்படிங்கும் போது நமக்குள்ள ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிருது அந்த ஒரு முரண்பாடு ஆரம்பிக்குது அந்த முரண்பாடு வந்து நம்ம மனசுல வந்து ஒரு உராய்வை ஏற்படுத்துது அந்த உராய்வு வந்து நமக்கு ஒரு துன்பம் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்குது அந்த துன்பத்தை வந்து நாம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த இப்ப இந்த சூழ்நிலையில எனக்கு இப்படி துன்பம் இருக்கு அப்படின்னு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம வந்து அந்த துன்பத்தோடு நம்ம போராட மாட்டோம் எதுவுமே வந்து இன்பம் எப்படியோ அதே மாதிரிதான் துன்பம் அப்படின்ற ஒரு விஷயமும் இன்பத்துக்கு நம்ம வந்து எல்லாமே வந்து அது இவ்வளவு நாள் நம்ம நினைச்சது எல்லாமே இன்பம்ன்ற ஒரு விஷயம் நல்லது துன்பம்ன்ற ஒரு விஷயம் கெட்டது அப்படின்றதுதான் நம்ம வந்து இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தோம் தெரிஞ்சு வச்சிருந்ததும் அப்படிதான் இப்ப துன்பம்ன்றதும் ஒரு நல்லதுதான் இன்பம் எப்படியோ துன்பமும் அதே மாதிரிதான் இதுவும் ஒரு விஷயம்தான் அதுவும் ஒரு விஷயம்தான் எதுவுமே இது நல்லது கெட்டது அப்படின்றது எதுவுமே கிடையாது ரெண்டுமே சமமானதுதான் இத வந்து நம்ம இப்படி சமமா பார்க்கும் போதுதான் நம்ம துன்பத்தினால ரொம்ப தோண்டும் போக மாட்டோம் இன்பத்தினால ரொம்ப வந்து ஆஹ் கூத்தாடவும் மாட்டோம் ஐயா சொல்லுவாங்க இன்பத்தினால ஒருத்தன் வந்து பித்தன் ஆவான் துன்பம்னால ஒருத்தர் வந்து புத்தன் ஆவான் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லுவாங்க துன்பம் வந்தாதான் நம்ம அதுல இருந்து நம்ம நிறைய விஷயத்த நம்ம கத்துக்கவே முடியும் இப்ப நம்ம இந்த ஞான புரிதல்ன்ற ஒரு விஷயத்தையுமே கூட நமக்கு ஒரு துன்பம் வந்தனாலதான் நம்ம வந்து மனம்னா எப்படி இயங்குது அந்த மனத்தை நம்ம எப்படி எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணணும் அந்த எந்த இடத்துல நம்ம ஹேண்டில் பண்ணணும் எந்த இடத்துல நம்ம ஹேண்டில் பண்ண தேவையில்லை அப்படின்ற விஷயம் இந்த துன்பம் வந்தனாலதான் நம்ம இதை தெரிஞ்சுக்கவே முடிஞ்சது துன்பம் வரலன்னா நம்ம இதை தெரிஞ்சுக்கவே மாட்டோம் அதனால துன்பம்ன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாமே ஒரு நல்லதுக்குதான் நடக்குது அப்படின்ற ஒரே ஒரு கண்ணோட்டத்துல நம்ம அதை பாக்குறோம் போது எல்லாமே இங்க அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம துன்பம்னாலும் ஓகே இன்பம்னாலும் ஓகே அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வந்துருவோம் நம்ம அந்த அக்செப்டன்ஸ் தான் வந்து இந்த ஞான புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த அக்செப்டன்ஸ் பண்ணும்போது துன்பம் எவ்வளவு பெரிய துன்பமா இருந்தாலும் சரி பழசெல்லாம் வந்து துன்பமா இருந்தா பெரிய மலை மாதிரி நம்ம வந்து அத பயங்கரமா வெயிட்டா ஃபீல் பண்ணுவோம் ஆனா இந்த ஞான புரிதலுக்கு அப்புறம் அந்த துன்பம்ன்ற ஒரு விஷயம் ஒரு மலையளவு இருக்குது அப்படியே நமக்கு வந்து கடுகளவு மாதிரி ஆயிடுச்சு ஓகே இப்ப துன்பமா தான் இருக்கு அப்படின்னு அதை நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அக்செப்ட் பண்ணும்போது அதை ஹேண்டில் பண்ற விஷயம் ஈஸியா மாறிடுது பழச நம்ம வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டோம் அதனோட நம்ம போராடுவோம் இப்ப இந்த புரிதலுக்கு அப்புறம் நம்ம அதை ஈஸியா ஹேண்டில் பண்றோம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நம்மளோட வேலை என்னன்னு தெரிஞ்சு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறோம் அப்படி இருக்கும்போது நம்மளோட துன்பம்ன்ற ஒரு விஷயம் பெருசா நம்ம பார்க்கவே போறதில்ல எல்லாமே ஈக்குவல் தான் இயற்கையான விஷயம் தான் இன்பம் எப்படி இயற்கையோ அதே மாதிரி துன்பமும் இயற்கையான விஷயம் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம் ரொம்ப நன்றிங்க மேடம் ரொம்ப கிளியரா இருந்துச்சுங்க மேம் ரொம்ப நன்றி ஆ மேடம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கு madam Shalini yes Shalini madam இது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ன்றது வந்து மனசளவுல வர்ற ஒரு விஷயமா இல்ல இது பிரெயின் செய்யறதா மனசளவுல தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுங்க அக்செப்ட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவோம் நம்ம இது வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் மனசு தான் நம்ம வந்து இது பண்ணது அதனால இந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா கூட நம்ம இந்த எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு முரண்பாடுக்குள்ள போகுதா மேடம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றீங்களா ஆமா ஆமா ஏன்னா எதுவுமே நம்ம வந்து நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும் ஒரு சில விஷயம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும் ஒரு சில என்னதான் பிளான் பண்ணீங்கனாலும் நீங்க பிளான் பண்ண மாதிரி கண்டிப்பா நடந்தே ஆகணும்ன்றது நம்ம உறுதியா சொல்லவே முடியாது ஓகே அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதோ அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது அங்கதான் நமக்கு ஒரு முரண்பாடு வருது அந்த முரண்பாடு தான் நமக்கு பிரச்சனையா கிரியேட் பண்ணுது நான் இப்படி நினைச்சிட்டேன்ல எவ்வளவு தூரம் இவ்வளவு வந்து கரெக்டா இருக்கும்னு நான் நினைச்சேன் ஆனா இவ்வளவு தப்பா போயிருச்சு நீங்க ஒரு வேலையே செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க செய்யற இடத்துல வந்து நீங்க இந்த மாதிரி செஞ்சோம்னா இந்த வேலை கரெக்டா வரும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு உங்களோட ஐடியாவுக்கு தான் நீங்க செய்வீங்க ஓகேங்களா அப்ப உங்களோட ஐடியாவில நீங்க செய்யும் போது அந்த ஐடியா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வகையில தான் நீங்க செய்ய முடியும் ஆனா உண்மையான அங்க ரிசல்ட் வரக்கூடிய வேலை வந்து வேற மாதிரியும் இருக்கலாம் ஓகே அப்ப நீங்க உங்களோட எஃபர்ட் ஃபுல்லா நீங்க போட்டுட்டீங்க ஆனா ரிசல்ட் அங்க இல்ல அப்படிங்கும் போது நீங்க ஓகே இன்னும் நம்ம அதை கத்துக்கணும் அப்படின்னு தான் நீங்க பாக்குறோமே தவிர ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு உட்கார்ந்துட்டீங்கன்னா அங்க நீங்க போராடுறதுக்கு ஆரம்பிச்சிடுறீங்க ஓகே அதே மாதிரி மேடம் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றீங்கல்ல ஒரு விஷயம் நடக்குது அது நம்ம கையை விட்டு போகுது அடுத்தது என்ன அப்ப அந்த அடுத்தது செயலை தான் நோக்க சொல்றீங்க அதோட ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அது வேண்டாம் அப்படி சொல்றீங்க ஓகே ஓகே மேடம் வணக்கம் மேடம் நான் ஹேமா பேசுறேங்க மேடம் இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி இன்பம் துன்பம் ரெண்டையும் வந்து சமமா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இப்போ ஒரு சிலரோட வாழ்வுல வந்து இன்பம் துன்பம் எல்லாமே வந்து கலந்து வருது இப்போ ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த தொடர்ந்து அடிமேல அடி அப்படிங்கிற மாதிரி விழும் இப்போ எனக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப ஜ கிரானிக்கா இருக்கு நிறைய வருஷமா ப்ராப்ளம் இருக்கு தொடர்ந்து வந்து போராடிட்டே இருக்கேன் அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு இது மாதிரி நான் இன்னும் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் அவங்களுக்கு அது பண ரீதியாகவும் இருக்கலாம் இல்ல இந்த மாதிரி உடல் ரீதியா இல்ல ஏதோ ஒரு விதத்துல அடி நமக்கே பாவமா இருக்கும் அடிபட்டுட்டே இருப்பாங்க அப்ப அவங்க வந்து வந்து இன்பமும் துன்பமும் சமந்தான் வாழ்க்கையை நம்ம வந்து அப்படிதான் எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு போக முடியாது இல்லையா அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கிறது அப்ப வந்து எனக்கு ஏன் இப்படி ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் வருது படுத்தவங்களை பார்க்கும்போது கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்காங்க எனக்கு அந்த கொஞ்சம் நெஞ்ச சந்தோஷம் கூட ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி அப்ப அவங்களுக்கு வரும் இல்லைங்களா கரெக்டு தான் ஆனா இங்க நமக்கு வந்து இருக்கிற சூழ்நிலை அது மாதிரிதானே இருக்கு இல்லைங்களா இப்ப நமக்கு வந்து உடல் ரீதியாவும் சரி இப்ப நம்ம வந்து உடல் ரீதியா நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கும் போது டாக்டரை போய் பார்க்கணும் அங்க டாக்டர் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அதுக்கு நமக்கு உடம்புக்கு எப்படி அதை ஒத்து போகுது அதை நம்ம சரி பண்ற வேலையை பார்க்கணும் ரெண்டாவது பண ரீதியா பிரச்சனை அப்படிங்கும் போது நம்ம இன்னும் எப்படி அதை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி போக்கஸ் பண்ணணும் இது எல்லாமே வந்துட்டு நம்ம மனசுல நம்ம வந்து அதை கவலைப்படுறதுனாலயோ இல்ல எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு நம்ம கேக்குறதுனாலயோ எதுவுமே இங்க மாற போறது இல்ல ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே எல்லா மாதிரியுமே இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்காங்க ரொம்ப கஷ்டமாவும் இருக்காங்க அந்தந்த சூழ்நிலைக்கு அவங்க அவங்களுக்கு அது மாறிக்கிட்டேதான் இருக்கும் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து போக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எனக்கு ஏன் அப்படின்னு உட்காந்துட்டோம் அப்படின்னா அது இன்னும் அதிகம் தான் ஆகும் நம்ம வெளியில வந்து இப்ப நம்ம உடம்புக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எந்த டாக்டர் பெஸ்டான சொல்லி அந்த டாக்டர் கிட்ட நம்ம போய் பாக்கணும் அதே டைம்ல வந்து நம்ம பணம் பிரச்சனை அப்படிங்கும் போது நம்ம எந்த மாதிரி ஏர்ன் பண்ணணும் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க முடியும் அதுக்கு தகுந்த அதுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் நம்ம ஐடியா கேட்டு வெளியில தான் நம்ம வேலையை பார்த்தோம் நம்ம எந்த வேலையும் பார்க்காம உள்ளுக்குள்ளேயும் உட்கார்ந்துகிட்டு நம்ம போ குழம்பிக்கிட்டு பொங்கிக்கிட்டே இருக்கிறனால நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் அதிகம் தான் ஆகுமே தவிர எதுவுமே தீரவே போறதில்ல ஓகே ஓகே மேம் செயல்ல நோக்கி போகணும் அப்படி ஓகே செயல் செயல் மட்டும் நீங்க நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே எங்கேயுமே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாவே தெரியாது எல்லாமே மன ரீதியா உட்கார்ந்துட்டே இருக்கும் இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம மனசு பக்கமே நோக்கி உட்கார்ந்துட்டே இருக்கும் இவ்வளவு நாளா அப்படிதான் இருந்துட்டோம் நமக்கு எல்லாருமே அப்படிதான் இருந்துட்டோம் இப்ப ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மனசை நோக்கி உட்கார்ந்துருக்க தேவையில்லை எல்லாமே செயல் நோக்கி தான் இருக்கணும் அந்த செயல் நோக்கி இருக்கும் போது எல்லாமே அங்க சாத்தியமாகக்கூடிய விஷயமாவே இருக்கு ஐயா நமக்கு இப்ப சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் ஓகேங்க மேம் ரொம்ப நன்றிங்க மேம் ரஞ்சனி வந்திருக்கீங்க வணக்கம் மேடம் மேடம் கேக்குதா கேக்குதுங்க சொல்லுங்க நன்றி மேடம் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி எனக்கு என்ன கேள்வினா இப்ப வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் போது நம்மளோட சுச்சுவேஷன்னாலதான் நம்மளோட செயல்னாலதான் ஏதோ நல்லதோ கெட்டதோ நம்மளுக்கு நடக்குது நம்மளோட சுச்சுவேஷன் தான் அதுக்கு காரணம் ஆஹ் அப்படி இருக்கும்போது நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் கூட இருக்கிறவங்க வந்து இது அப்படியே விட்டுருவியா இதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சோ அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்மளா நம்ம சைட்ல இருந்து அதாவது அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றது என்னன்னா உங்க மனசுல வர்றதுதான் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன் நான் ஓகேங்களா இப்ப வெளியில நீங்க ஒரு விஷயம் நடக்குது அது உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கு அப்படின்றத ஆமா இப்ப கஷ்டமா இருக்குங்கிற விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணிக்க சொல்றேன் ஓகேங்களா அங்க வந்து அங்க தப்பா நடக்குது அப்படிங்கும் போது ஓகே அந்த வெளியில நடக்கிற விஷயத்த நம்ம என்ன மாதிரி பண்ணி சரி பண்ண முடியும் அப்படியே நீங்க வெளியில இருக்கிற வேலையில தான் நீங்க போக்கஸ் பண்ணி அதை சரி பண்ணி தான் அங்க வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதெல்லாம் இங்க முடியாத காரியங்க அப்படி இருக்கவே கூடாது வெளியில எல்லாமே நீங்க பர்ஃபெக்டா வேலை செஞ்சுதான் ஆகணும் உங்களுக்குள்ள நடக்கிற உங்க மனசுக்குள்ள நடக்கிற அந்த போராட்டத்தை தான் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றனே தவிர வெளியில நடக்கிற நிகழ்வுகள்ல வந்து எது தப்பு எது சரி அப்படின்னு கரெக்டா நம்ம வந்து தரம் பிரிச்சு பார்த்து அத வந்து தர்ம நியாயத்தோட வெளியில வேலைய கண்டிப்பா செஞ்சே தீரணும் நம்ம ஓகே ஓகே மேம் மனச மட்டும்தான் மனசுல நம்ம வந்து ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு கோபம் வருது எனக்கு வருத்தம் வருது எனக்கு பயம் வருது எனக்கு கில்ட் ஆகுது அப்படின்னு இதெல்லாமே மனசுக்குள்ள இருக்கிற உணர்வுகள் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம போராட தேவையில்லை அது எல்லாமே ஓகே அப்படின்னு அததான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க சொல்றோமே தவிர வெளியில நடக்கிற விஷயத்துக்கு நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அந்த வேலையினால உங்களுக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்னா ஓகே அந்த பிரச்சனை இல்லாம எப்படி அந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு நீங்க அதுல போக்கஸ் பண்ணி அதை வந்து கிளியரா அடுத்தது நீங்க செய்ய ஆரம்பிச்சிருங்க இது வந்து வெளியில தான் எல்லாருமே உங்களை உங்களை பாக்குறவங்க எல்லாருமே எப்படி பாப்பாங்க அப்படின்னா நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க நீங்க எப்படி எல்லாத்துக்கிட்டையும் பிஹேவ் பண்றீங்க எல்லாத்தையும் எப்படி அனுசரிச்சு போறீங்க அப்படின்னு தான் உங்களை பார்த்து உங்களை ஒரு மதிப்பீடு போடுவாங்களே தவிர உங்க மனசுல எப்படி நீங்க இருக்கீங்க அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டாங்க எக்ஸாக்ட்லி மேம் கரெக்ட் கரெக்ட் இப்ப நம்ம மனசுன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க மட்டும்தான் அதோட போராடுறீங்களா இல்ல சந்தோஷமா இருக்கீங்களா அது என்ன மாதிரி இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு மட்டும் தெரியற விஷயத்துல உங்களுக்கு வேலையே ஏன்னா அது நீங்க பண்ணவே இல்லை அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு சரி சரிங்கம்மா அதனால வெளியில நீங்க வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணி மிகவும் அழகா நேர்த்தியா செஞ்சே தீர்வு okay okay super ma'am thank you so much நன்றி சொல்லுங்க சார் ஆ மேடம் ஆ மேடம் அது ஆ நல்லா இருக்கீங்களா madam thank you for the good explanation நல்லா எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்க என்னென்ன மேடம் எனக்கு டவுட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே எந்த எமோஷன்ஸ் வந்தாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னு என்ன நடக்கும் மேடம் இப்போ நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டேன் சரி எனக்கு என்னமோ ஒன்று வந்துச்சு ஒரு எமோஷன் அதை நான் அக்செப்ட் பண்ணேன் பண்ணுன்னு என்ன நடக்கும் நெக்ஸ்ட் அதாவது நீங்க அந்த எமோஷன் அக்செப்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு காணாம போயிடும் அதை ஏத்துக்கும் போது உங்ககிட்ட வந்து நீங்க அதோட போராட மாட்டீங்க உங்களுக்கு ஒரு நிறைவு வந்துடும் அந்த போராட்டம் இல்லாம போயிடும் அக்செப்ட் பண்ணும்போது அந்த போராட்டம் இல்லாம போயிடும் சோ இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணலைன்னா அதை போராடிக்கிட்டே இருப்பேன் அந்த எமோஷன் கூட அந்த எமோஷன் வெளி சூழ்நிலை வந்தாலும் ஆர் உள்ள இருந்து ஒரு டேட்டா இருந்துச்சு நீங்க சொன்னீங்களே முதல்ல உள்ள அந்த இன்ஃபர்மேஷன் இங்க போயிருக்கும் அதனால ஒரு தாட் வரும் அந்த தாட் வந்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு எமோஷன் ரிஃப்ளெக்ஷனா தெரியும் இப்ப அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மேடம் அந்த தாட்ல இருந்து ரிஃப்ளெக்ஷன் வந்திருக்கு அப்போனா சரி இது நடந்த விஷயம் அதுக்காக இது ரிஃப்ளெக்ஷன் வருது இப்ப நான் அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த தாட்டை மா திங்க் பண்ணலைன்னா ரிஃப்ளெக்ஷன் போயிரும் நானே சொல்லணுமா இல்ல அத அது வந்து அப்ப ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சொல்லிட்டே இருக்கணும் பெரிய வேலையா போயிரும் உங்களுக்கு ஆமா ஆமா கரெக்ட் எனக்கு வந்து தொடர்ந்துட்டே இருக்கும் அப்புறம் அது சொன்னாதான் போகுது அப்படின்ற மாதிரி ஆயிரும் என்ன நீங்க பண்ணா இது தாட் அவ்வளவுதான் தாட்டுக்கு நமக்கு வேலை இல்ல அப்படி நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அது புரிஞ்சுக்கிட்டாலும் மேடம் அது நம்ம சொன்ன மாதிரி தானே மேடம் புரிஞ்சுக்கிறது வேற இப்ப நீங்க வாய் விட்டு சொல்றது வேறங்க சார் ஓகேங்களா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கும் போது நீங்க வந்து ஓகே அது அந்த டக்குன்னு ஒரு பிளாஷ் உங்களுக்கு தெரியும் ஓகே தாட் அப்படின்னு நீங்க அது வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்கா அதை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நீங்க கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் ஸோ அந்த மாதிரி வந்தப்ப எனக்கு ஓகே சரி இது எனக்கு புரிஞ்சிருக்கு இப்போ அது ரிஃப்ளெக்ஷன் அது பழைய டேட்டாவோட ரிஃப்ளெக்ஷன் சரி நான் சும்மா ஆயிட்டா அது பிரவாகமா அது போயிடும்னு சொல்றீங்க இல்ல கரெக்ட் இல்லையா ஸோ இதே எமோஷன் வந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிங்க இப்போ வெளி சூழ்நிலையிலேருந்து அந்த ஒரு எமோஷன் வந்திருக்குன்னா அது வெளியே அதை ரெக்டிஃபை பண்ண அந்த எமோஷன் போயிடும் கரெக்ட் இல்லையா மேடம் ஏன்னா அது வெளி வெளி சுச்சுவேஷனோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது ஆனா பழைய டேட்டா எதான வந்தப்ப நமக்கு ஒன்றும் வெளியே வேலை இல்லை சரி இது பழைய டேட்டாவோட வந்திருக்கு சரி இந்த எமோஷனுக்கு உனக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னு சும்மா இருந்தாலும் போயிடும் okay thank you thank you so much madam ஒட்டு மொத்தலையுமே எதுக்குமே நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படின்றதுதான் சார் அது வெளியில இருந்து வந்தாலும் சரி உங்களுக்குள்ள இருந்து வெளியில வந்தாலும் சரி எப்படினாலும் சரிங்க சார் கரெக்ட் கரெக்ட் ஐயாவும் அதானே சொல்றாரு correct correct correct correct madam thank you thank you so much thank you for your explanation நல்லா பண்ணீங்க explanation thank you thank you madam Panneerselvam வந்திருக்கீங்க நீங்க பேசலாம் மேடம் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதான்னு நினைச்சு சில விஷயங்கள் செஞ்சுட்டு பின்னாடி அதனாலயே நாம வருத்தப்படுற மாதிரி சில சம்பவங்கள் நடந்துருது அதுல இருந்து எப்படி வெளியே வருது மேடம் சார் வருத்தப்படுற மாதிரி அப்ப நீங்க வந்து அவங்களுக்கு நல்லதுதான் செய்யறேன்னு நினைச்சு நீங்க செய்யறீங்க ஓகேங்களா ஹலோ சொல்லுங்க மேடம் சொல்லுங்க மேடம் நீங்க வந்து ஒரு நல்லது பண்றோம்னு நினைச்சுதான் நீங்க செய்யறீங்க ஆமாங்க அவங்க வந்து அத வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆமா மேடம் அப்ப மிஸ்யூஸ் பண்றது வந்து நமக்கு அது தெரிய போறது தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து ஹெல்ப் பண்ண போறது இல்ல ஆமா மேடம் நம்ம அது ஒரு பாடமா வச்சுக்கிட்டு அடுத்தது மறுபடியும் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா பண்ணலாமா இல்ல தேவையில்லையா அப்படின்றத நம்ம அறிவுபூர்வமா யோசனை பண்ணி நம்ம செய்யணும் சரி மேடம் முடிஞ்சதெல்லாம் வந்து நம்ம ஒண்ணுமே பண்ணவே முடியாது சார் முடிஞ்சது முடிஞ்சதா நமக்கு ஒரு பாடம் கத்துக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அவங்கள பத்தியான ஒரு நிலை என்ன அவங்களோட நிலைமை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது ஒரு வாய்ப்பா நமக்கு இருக்கு அப்படின்றதான் நம்ம அங்க பாக்கணும் சார் சரிங்க மேடம் தேங்க்ஸ் நம்ம இதோட நிறைவு செய்து கொள்ளலாம் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்